ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தையோட உயிர் சம்மந்தப்பட்ட வீடியோ நம்மளால் முடிஞ்ச சின்ன உதவியாவது செஞ்சால் தான் அவனோட உயிரையே காப்பாற்ற முடியும் அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் உங்களால் முடிஞ்ச உதவியை அவனுக்கு பண்ணுங்கள் உங்கள் வேண்டி கேட்டுக்கிறேன் இந்த குழந்தையோட பேர் லிங்கேஸ்வரன் இவனுக்கு வயசு அஞ்சு தான் ஆகுது இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுனா மாறி நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு வகையான ஒரு எட்டு அதாவது குறைபாடு வகை எட்டுன்ற ஒரு வியாதி அவனுக்கு இருக்குது இதனால் என்னென்னா நோய் எதிர்ப்பு சக்தியே அவனுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால் ஈஸியாக அவனுக்கு வைரஸோட விளைவும் அது அப்புறம் அந்த பாக்டீரியாவோட விளைவுலாம் அதிகமாக இவனுக்கு அஃபெக்ட் ஆகும் இவனோட உடம்புல வந்து அதெல்லாம் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறதுனால இவனுக்கு நிறைய பிரச்சனை வரும் இவங்க அம்மா பேர் வந்து தர்கேஸ்வரி இவங்க அப்பா பேர் பாபு இந்த லிங்கேஸ்வரன் இவனுக்கு வந்து ரெண்டாவது மகன் முதல் மகன் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நோய்வாய்ப்பட்டு இறந்துட்டான் அவனுக்கு இந்த நோய் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே அவன் வந்து இறந்துட்டான் அவன் அவனுக்கு வயசு மூணு இப்போ ரெண்டாவது குழந்தை இவனும் அந்த நிலமையில இருக்கிறத இவங்க வந்து சீக்கிரமாகவே அதை கண்டுபிடிச்சிட்டாங்க அடிக்கடி இவன் வந்து இவனோட உடம்புல வந்து மாற்றங்கள் அதிகமாக ஏற்பட்டது ரொம்ப சோர்வாக இருக்கான் அப்படின்ட்டு இவனை ஹாஸ்பிட்டலுக்கு அடிக்கடி கூப்பிட்டு போயிருக்காங்க அங்கே டாக்டர்லாம் செக்கப் பண்ணணும் அப்பயும் அவனோட உடம்பு நிலை வந்து ரொம்ப மோசமாகிட்டுருக்கு அதுக்கப்புறம் இந்த கொடிய நோயை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க கண்டுபிடிச்சதுனால இப்போ அவனால் என்ன பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா எப்போ பாரு ஒரே க ரொம்ப கத்தி அழுகுற ஒரே ஒரு விஷயம் தான் அவனால் பண்ண முடியும் இப்போது அந்த அளவுக்கு அவனோட உடம்புல வந்து வேதனையும் வலியும் அந்த அளவுக்கு இருக்கும் அவங்களோட அம்மா அந்த அளவுக்கு வந்து கதிரி அழுகுறாங்க அந்த வழியை நானே எடுத்துக்கிறேன் அந்த மாதிரிலாம் அவங்க வந்து ரொம்ப நினைக்கிறாங்க அவன் படுறத துன்பத்தை அவங்களால பார்க்க முடியல அதாவது முதல் குழந்தைய இற இழந்துட்டு இப்போ இரண்டாவது குழந்தையும் இழந்த அதாவது இழக்க போகிற நிலையில் இருக்கிறாங்க அவங்க அவங்களோட வலியும் வேதனையும் நம்மளால் உணர முடியும் அவங்களுக்கு உதவி செய்யணும்னா நம்ம அந்த சிகிச்சைக்கு மாற்று எலும்பு மச்ச அதாவது அவசர மாற்று எலும்பு மச்சை சிகிச்சை செஞ்சால் மட்டும்தான் அவனால் உயிரே பிழைக்க முடியும் இந்த ஒரே வழி தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான சிகிச்சைக்கான காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது கிட்டத்தட்ட இருபது இருபது லட்சம் வரைக்கும் செலவாகுமா அதுக்காக இப்போ அவரோட அப்பா வந்து ஒரு விவசாயி தான் மாதத்துக்கு நாலாயிரரூவா மட்டும்தான் அவரால் சம்பாதிக்க முடியும் ரொம்ப ஏழ்மையான குடும்பம் அவரை கேட்கும் போது அவரும் இதுதான் சொன்னாராம் அவரோட கு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அவரோட வந்து குடும்பத்தினர் அவங்க ஃபேமிலி எல்லாருமே வந்து அவரோட ஃபோனே எடுக்கிறது இல்லையா அவங்க வீட்டு பக்கமும் வர்றது இல்லையா இப்போலாம் அவர் எதனா எழு பணம் கேட்டு எழு கேட்க போகிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தினால அந்தளவுக்கு அவர் வந்து இப்போ கையை கட்டி போட்ட நிலையில் இருக்காருன்னு சொல்கிறாரு அவங்களோட இந்த வலி வேதனைலாம் நம்மளுக்கும் தெரியும் ஏற்கனவே ஒரு குழந்தையும் இழந்திருக்காங்க இப்போ இந்த குழந்தையும் இழற இழந்துடக்கூடாது அந்த நிலையிலையும் இருக்காங்க அதை காப்பாற்றணுன்னா நம்மளால் மட்டும்தான் முடியும் நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்புகளை அவங்களை செய்யணும் அந்த ஹெல்ப் எப்படி எப்படி செய்யணுன்றதை நான் லிங்க்கில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு கீழே கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் செக் பண்ணி அந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவியை வந்து அவங்களை செய்யுங்க எவ்வளோ இருக்கோ முடியுங்க பத்து ரூபாவாக இருந்தால் கூட பரவாயில்ல நம்ம மூலிமா அவனுக்கு போய் சேரட்டும் இந்த மாதிரி நம்ம நிறைய பேர் பத்து ரூபாயே கொடுத்தாலே பெரிய விஷயம் ஆகிடும் அது உங்கள் கையில் எவ்வளோ இருக்கு உங்களால் எவ்வளோ கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியுமோ வேறு எதுவும் நம்ம வேஸ்ட் வேஸ்ட்டாக செலவு பண்ணுவோம் இந்த விஷயத்துக்கு செலவு பண்ணலாம் ஒரு தாயோட வேதனையை நம்ம நீக்கினதுக்கான ஒரு சொல்யூஷனாக இருக்கட்டும் அதனால் சொல்கிறேன் நான் ஏற்கனவே இந்த குழந்தைக்காக நிறைய பேர் வந்து நிதியுதவியெல்லாம் செஞ்சுருக்காங்க நிறைய பேர் பத்தாயிரரூவா நூறு டாலர் இந்தமாதிரி வெளிநாட்டில் இருந்து கூட அவங்களுக்கு வந்து ஃபண்டெல்லாம் கொடுத்துருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் சீக்கிரமாக வந்து குணமாய் வரணுன்ட்டு சில நிறைய கமெண்ட்டில் இந்த இந்த பேஜில் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க அதையும் நான் பார்த்தேன் நானும் இந்த குழந்தைக்கு என்னால் முடிஞ்ச ஒரு உதவியும் செஞ்சுருக்கேன் என்கிட்ட அந்த இந்த நியூஸை பார்த்த உடனே என்கிட்ட ஒரு ஆயிரத்தி இரநூறுவா தான் இருந்தது அதை நான் இந்த அக்கௌண்ட்டுக்கு அமைச்சிட்டேன் என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி நான் செஞ்சிட்டேன் இது பெரிதளவுக்கு அவங்களுக்கு உதவி பண்ணுமான்னு முடி தெரியல எனக்கு பட் என்னால் முடிஞ்சதை என்ன நான் என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணிட்டேன் நீங்களும் உங்களால் முடிஞ்சதை ஆயிரரூபான்றது ஒரு நூறுரூபாயாக கூட இருக்கலாம் ஒரு பத்து ரூபாயாக கூட இருக்கலாம் நீங்கள் உங்களால் முடிஞ்சதை அனுப்புங்க அந்த குழந்தையோட உயிரை காப்பாற்றுறதுக்கு உங்களோட உதவியும் கண்டிப்பாக தேவை ஒரு குழந்தை சின்ன வயசில் எப்படி இருக்கும்னு நீங்களே பாருங்கள் சும்மா துரு துரு துருன்னு விளையாடிட்டு இருக்கோம் அவங்க பெற்றோர்களும் அதை பார்த்த மகிழ்ச்சி அடைவாங்க அப்படி இருந்த ஒரு குழந்தை இப்படி முடங்கி கிடக்கிறத பார்க்கும்போது எந்த அளவுக்கு வருத்தமும் வேதனையும் இருக்கும் அவங்களோட வேதனையும் வருத்தத்தையும் நம்ம தீர்க்குற அளவுக்கு உதவி செய்யணும்னா இப்போ யாரையும் அவங்க நம்பி இல்லை நம்மளை மட்டும்தான் நம்பி இருக்காங்க நம்ம நம்ம மட்டும்தான் அவனுக்கு உதவி செய்ய முடியும் அவங்களோட குழந்தைய உயிரோட உயிரை வந்து நம்ம காப்பாற்ற முடியும் அந்த குழந்தைக்கு அவசர எலும்பு மச்சை மாற்று சிகிச்சை இந்த சிகிச்சைக்காக அதிகமான பணம் தேவைப்பட்டது பார்த்திங்கன்னா இருபது லட்ச ரூபா இப்போ ஏற்கனவே பார்த்திங்கன்னா இது வரைக்கும் அந்த ஃபண்டோட மதிப்பை ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரத்து கிட்ட அவங்க வந்து ஃபண்டு வந்து வந்திருக்கு இன்னும் பார்த்திங்கன்னா அவனுக்கு ஏழு நாளில் மீதி வந் மீதி இருக்கிற அந்த பதினெட்டு லட்சத்துக்கிட்ட இது அவனுக்கு வந்து தேவை அந்த ஆப்ரேஷன் நடக்கணும்னா ஏழு நாளைக்குள்ளே அவனுக்கு சிகிச்சை பண்ணணும் அப்படின்னு நான் நான் பார்த்தேன் அதில் இந்த நியூஸை நான் பார்க்கும்போது இந்த விஷயத்தை பார்க்கும்போது ஏழு நாள்னு இருந்தது இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணி நீங்கள் பார்க்கும்போது ஒரு நாள் கூட போயிருக்கலாம் இன்னும் ஆறு நாள் இல்லை அஞ்சு நாள் கூட நீங்கள் கணக்கு வச்சுக்கலாம் அதுக்குள்ளே அவனுக்கு வந்து அந்த மணின்றது அவசியமாக தேவை அவனோட அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக அந்த ஒரு விஷயத்துக்காக நான் யார் ஹெல்ப் பண்ணால் மட்டும் நம்மளால் மட்டும்தான் முடியும் அதாவது உங்களால் அந்த குழந்தையோட உயிரை உங்களால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும் உங்களை மாதிரி நல்ல உள்ளங்கள் கொண்டவங்க யார் யாராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அந்த குழந்தைக்கு உங்களால் முடிஞ்ச சிறு உதவி தகையை வந்து அவனுக்கு வந்து செலுத்துங்க அது எப்படி பண்ணணுன்றது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் அது உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக தெரியும்னா அதில் நீங்கள் பார்த்து படிச்சுக்கலாம் ஒவ்வொரு லிங்க்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் எல்லா லிங்க்கும் கொடுத்துருக்கேன் எப்படி பேமெண்ட் பண்ணணும் அவனுக்கு என்ன ப்ராப்ளம் எல்லா ரிப்போர்ட் முதற்கொண்டு எல்லாமே அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கில் இருக்குது நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ப்ளீஸ் நம்மளால் மட்டும்தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் எல்லோரும் உதவி செய்யுங்க இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் உதவி செய்யுங்க இதுதான் நான் லாஸ்ட்டாக சொல்கிறது அந்த குழந்தையோட உயிர் நம்ம கையில் இருக்குது நாம் தான் காப்பாற்றணும் நம்மளால் முடியும் காய்ஸ் ஏற்கனவே சுஜித்தை வந்து எவ்வளோ ட்ரை பண்ணி நம்மளால் காப்பாற்ற முடியல இந்த குழந்தையை நம்மளால் காப்பாற்ற முடியும் நம்ம கையில் இருக்க ஒரு பத்து ரூபா இருந்தால் போதும் அந்த சிகிச்சைக்கான ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் இருக்க மொத்த பேருமே ஒரு பத்து ரூபா கொடுத்தா போதும் அவனோட உயிரை காப்பாற்றிடலாம் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஹெல்ப் தேவை அந்த குழந்தைக்கு எனக்கும் அந்த குழந்தைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இந்த விஷயத்தை கேட்டதோடனே எனக்கு ரொம்ப மன வருத்தம் ஆயிடுச்சு அதனால தான் இந்த வீடியோவே பண்ணேன் அந்த குழந்தையோட உயிரை காப்பாற்றுற ஒரு விஷயமாக தான் இந்த வீடியோ இருக்கணும்னு பண்ணேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லோரோட ஹெல்ப்பும் அந்த குழந்தைக்கு பண்ண வைங்க